hello friends welcome to Auto Master இன்றைக்கி நம்ம the new Hero Maestro Edge one twenty five சிசியோட ஸ்கூட்டர் பற்றி நம்ம பார்க்கலாம் அதோட first look specification features walkaround video பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கும்போது integrated braking DL textured seats lightning இனிஷியா digital analogue combo meter and service reminder இந்த மாதிரி நிறைய மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மெயினாக இந்த இன்ஜின் பற்றி நம்ம பார்க்கும்போது hundred and twenty five cc air cool four stroke இன்ஜினால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இந்த ஸ்கூட்டரோட மேக்ஸிமம் பவர் எவ்வளோ கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா six point eight kilowatt at seven thousand ஆர்பிஎம்மாக இந்த பவர் கொடுக்குது அண்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா ten point two newton metre at five thousand RPM இந்த டார்க் கொடுக்குது தென் இந்த ஸ்டார்டிங் டைப் பார்க்கும்போது self start and kick start உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென் இந்த ஸ்கூட்டரோட கலர்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கும்போது panther black and brown and white கலர்ஸ்னால உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர்பான லுக் கொடுக்கும் அந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு தென் இது ஒரு சஸ்பென்ஷன் அண்ட் சேசிஸ் டைப் நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோர்ஸ் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ரியலில் சிங்கிள் காயில் ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு தென் இதோட சேசிஸ் டைப் நம்ம பார்க்கும்போது அண்டர்போன் டைப்ன்ற டிசைன்ஸ்னால மேக் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இந்த ஸ்கூட்டரோட ஓவரால் வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா hundred and ten KGs and இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா seven hundred seventy five MM ஹைட்டாக வந்து இருக்குது அண்ட் இந்த ஸ்கூட்டரோட பிரேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரியரில் வந்து ஆஸ் யூஷுவல் ரம் பிரேக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட டயர்ஸ் பார்க்கும்போது ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென் இந்த மேஸ்ட்ரோ ஏஜ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் பற்றி நம்ம பார்க்கும்போது கார்பரேட்டட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு fifty three point one kilometre per litre உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் இதில் ஃபீல் இன்ஜெக்டட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா fifty one kilometre per litre உங்களுக்கு மைலேஜாக உங்களுக்கு வரும் அண்ட் இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும்னு பார்க்கும்போது eighty five kilometre per hour then இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி நம்ம பார்க்கும்போது ஸ்பீடோ மீட்டர் அனலாகில் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஜிட்டலாக ஓடோ மீட்டரில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட் அலாம் அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கன்சோலில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென் இது லைட்டிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆலோஜன் பல்ப் லைட் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆல்வேஸ் ஹெட்லைட்ஸ் ஆன் சொல்லுவாங்க இல்லையா அந்த லைட்டிங் மூலமாக தான் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் லைட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த Maestro Edge one twenty five others features நம்ம பார்க்கும்போது லக்கேஜ் ஓப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டியான அவங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தென் கம்பைனேஷன் லாக்ன்ற ஒரு டிவைஸ்னால் உங்களுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு then mobile charging port and boot லைட்டுன்ட்டு உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சின்ன லைட்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென் இந்த பைக்கோட உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா fifty nine thousand six hundred ருபீஸில் உங்களுக்கு வந்து செல்லிங் பண்ணுறாங்க இந்த மேஸ்ட்ரோ ஏஜ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட overall look aerodynamic design painting and எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க சீஸ் அண்டு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக நம்ம மேஸ்ட்ரோ ஏஜ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட specification features and other details எல்லாம் நான் சொல்லிட்டேன் கம்மிங் வீடியோஸில் நான் வந்து இந்த பைக்கோட நான் டெஸ்ட் ரைட் நான் பண்ண போகிறேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் thank you friends all bye have a nice day